அடிப்பாங்க 开个奖。 咚<laughs> 咚咚哧咚哧咚哧咚咚 பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் OK，咚哧咚哧咚哧咚咚咚哧咚哧咚哧咚。 உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே 有人， வழி அவங்கடி பீந்து கடவுள் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோழமுத்தா முத்தா டேய் டேய் சோன முத்தா போச்சா ம் பிரச்சனையை திட்டி வேணுங்க அவையா நான் எதுக்கு இருக்கேன் பேசப்படாது ம் speaking. Sit down. What? you mean that's like Too much! Too much! You respect 비디오를 feeling이야 옛날 옛날 feeling이 아저 본다 라스칼 정말 추시 간지 만지 아이야야 난전 고스마 마우트 야이 야이 야이 미스터 응? அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல Hey, stand up, man! பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனும் குட் மார்னிங் ஆபிசர்